நெல்லை தாழையூத்து பகுதியில் கட்டட ஒப்பந்ததாரரை ஆறு பேர் கொண்ட கும்பல் கொடூரமாக வெட்டியதுடன் அவரது உடலை அருகிலிருந்த கழிவுநீர் செல்வதற்கான கால்வாயில் வீசிவிட்டுச் சென்றது சம்பவ இடத்தில் பதற்றம் நிலவியுள்ளது நெல்லை மாவட்டம் வடக்கு தாழையூத்து பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணன் முப்பத்தி ஐந்து வயதான அவர் ஒப்பந்த அடிப்படையில் வீடுகளை கட்டி கொடுக்கும் தொழில் செய்து வந்தார் தாழையூத்து பகுதியில் மனைவி இரு குழந்தைகளுடன் கண்ணன் வசித்து வந்தார் கண்ணன் வீடு இருக்கும் பகுதியில் கடந்த சில தினங்களாக குடிநீர் வரவில்லை அத்துடன் அவர் பணி செய்யும் இடத்துக்கும் தண்ணீர் தேவைப்பட்டிருக்கிறது அதனால் கட்டுமான பணிக்காக வைத்திருந்த லோடு ஆட்டோவில் தண்ணீர் பிடிக்கச் சென்றிருக்கிறார் நெல்லை மதுரை நான்கு வழி சாலையில் உள்ள பண்டாரகுளம் பகுதியில் தண்ணீர் பிடிக்கலோடு ஆட்டோவை டிரைவர் ஒட்டிச் செல்ல கண்ணன் உடன் சென்றிருக்கிறார் கேனில் தண்ணீர் பிடித்து கொண்டிருந்தபோது உடல் உபாதையை கழிக்க டிரைவர் அங்கிருந்த புதருக்குள் சென்றிருக்கிறார் கண்ணன் மட்டும் தனியாக இருந்தபோது இரு சக்கர வாகனங்களில் ஆறு பேர் வந்திருக்கிறார்கள் அந்த கும்பலை சேர்ந்தவர்கள் கண்ணனை சுழ்ந்து கொண்டு சரமாரியாக வெட்டிச் சாய்த்துள்ளனர் குற்றியராக கிடந்த கண்ணனின் உடலை கழிவுநீர் செல்வதற்காக கட்டப்பட்டிருந்த உடையில் அந்த கும்பல் வீசியது கண்ணனின் அலறல் சத்தம் கேட்டு டிரைவர் ஓடி வந்து பார்த்தபோது அந்த கும்பல் அங்கிருந்து தப்பியோடியது உயிருக்கு போராடிய நிலையில் இருந்த கண்ணனை அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களின் உதவியுடன் வாகனத்தில் ஏற்றி நெல்லை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றனர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி கண்ணன் உயிரிழந்தார் கொலை சம்பவம் பற்றி அறிந்ததும் கண்ணனின் உறவினர்கள் தாழையூத்து பகுதியில் திரண்டு சாலை மறியல் செய்ய முயன்றனர் உடனடியாக சம்பவ இடத்துக்குச் சென்ற மாவட்ட எஸ்பி மணிவண்ணன் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சீமைசாமி ஆகியோர் நேரில் சென்று விசாரணை நடத்தினார்கள் கொலை நடந்த இடத்துக்கு மூப்பனாய் ரிக்கியுடன் சென்ற போலீசார் விசாரணை நடத்தினார்கள் தடயவியல் நிபுணர்களும் ஆய்வு மேற்கொண்டார்கள் சம்பவம் நடந்தபோது அந்த இடத்தில் இருந்த லோடு ஆட்டோவின் ஓட்டுநரிடமும் விசாரணை நடந்தது தாழையூத்து பகுதியில் இரு சமூகத்தினருக்கு இடையே முன்பகை இருந்து வரும் நிலையில் அதன் காரணமான கண்ணன் வெட்டி கொல்லப்பட்டாரா அல்லது தொழிலில் ஏற்பட்ட பகை காரணமாக கொலை செய்யப்பட்டாரா என்பது பற்றி போலீசார் விசாரித்து வருகிறார்கள் இந்த சம்பவத்தால் தாழையூத்து பகுதியில் பதற்றம் நீட்டிப்பதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் கடந்த மூன்று நாட்களாக அவரது உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து போராட்டம் நடத்தினார்கள் இந்த நிலையில் நேற்று அவரது உடல் ஒப்படைக்கப்பட்டு இறுதிச் சடங்குகள் நடந்து முடிந்தன இந்த கொலை தொடர்பாக மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொலையாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வந்தார்கள் இந்த நிலையில் கொலையில் தொடர்புடைய வாகைகுளத்தைச் சேர்ந்த நல்லதுரை சங்கிலி பூத்தத்தான் குரு சச்சின் மேலப்பாளையத்தைச் சேர்ந்த அம்மு வெங்கடேஷ் ஆகிய நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் மேலும் வாகை குளத்தைச் சேர்ந்த உதயராஜ் என்ற வாலிபரையும் பிடித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் அப்போது அவர்கள் கொலைக்கான காரணம் குறித்த பரபரப்பு வாக்குமூலம் அளித்தனர் கடந்த ஏப்ரல் மாதம் மத்திய சிறையில் வாகை குளத்தைச் சேர்ந்த முத்து மனு என்ற வாலிபர் கொலை செய்யப்பட்டார் அந்த கொலையில் முக்கிய எதிரியான ஜேக்கப்பின் உறவினர் கண்ணன் என்பதால் அவரை கொலை செய்ததாக அவர்கள் கூறினார்கள் மேலும் இந்த கொலையில் பல்வேறு பிரமுகர்களுக்கு தொடர்பு இருப்பது குறித்தும் அவர்கள் போலீசில் வாக்குமூலம் அளித்தனர் இதன் அடிப்படையில் போலீசார் பதினாறு பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்தனர் இதில் தற்போது நான்கு பேர்களை மட்டும் போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் பன்னிரண்டு பேரை போலீசார் தேடி வருகிறார்கள் இதில் தச்சநல்லூர் பகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர் ஒருவரும் சிவந்திப்பட்டி பகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர் ஒருவரும் உள்ளார் இது தவிர அவரது ஆதரவாளர்கள் என மொத்தம் பன்னிரண்டு பேரை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர் இவர்களில் சிலர் களக்காடு மலைப்பகுதி அருகே பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல்கள் கிடைத்தன இதைத் தொடர்ந்து நெல்லை மாவட்ட தனிப்படை போலீசார் களக்காடு மலைப்பகுதிக்கு சென்றனர் அங்கு திரோன் கேமரா மூலம் மலைப்பகுதி முழுவதும் சல்லடை போட்டு தேடினார்கள் மேலும் சில பகுதிகளில் போலீசார் நேரில் சென்று அங்கிருந்த சந்தேகப்படும் நபர்களையும் பிடித்து விசாரணை நடத்தினர் ஆனால் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை இதனால் குற்றவாளிகளை வெளியூரில் பதுங்கி இருக்கலாம் என்று கருதி தனிப்படை போலீசார் பல்வேறு ஊர்களுக்கும் சென்று தேடுதல் வேட்டை நடத்தி வருகிறார்கள் நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டு கண்ணன் கொலை வழக்கில் குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர் இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக தேவேந்திரகுல வேளாளர் எழுச்சி இயக்கத் தலைவர் கண்ணபிரான் என்பவரை போலீசார் நேற்று கைது செய்தனர் அமைதியாக இருந்து வாழ்வை கழிக்க வேண்டிய இளைஞர்கள் இன்று அநியாயமாக கொல்லப்படுகிறார்கள் இறந்து போனது வந்து யாரோ பிளா கேஸ்ட் வாய்ஸாக பிளான் பண்ணி என் ஹஸ்பண்டை கொண்டுட்டாங்க இவர் ஒரு அக்யூஸ்டும் கிடையாது எந்த வம்பு தும்புக்கும் பஞ்சாயத்தும் பார்க்குறவங்க கிடையாது இவர் வந்து ஒரு நிரபராதி அவர் எந்த இதுக்கும் எந்த ப்ராப்ளத்துக்கும் போக மாட்டார் அவரை அவரை இது பண்ணி அவரை கொண்டுட்டாங்க நான் வந்து இப்படி நிற்கதியாக இருக்கேன் எனக்கு இப்போ நான் மூணு நாள் போராட்டம் பண்ணியும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை யாருமே வந்து பேசலை ஆனால் என்னைய மட்டும் பிரெயின் வாஷ் பண்ண பார்க்குறாங்க நீ போய் பாடியை வாங்கிடு நாங்கள் எல்லாம் முடிச்சு தரோம் நீ போய் பாடியை வாங்கி நான் எல்லாம் முடிச்சு தரோம் அப்படின்ற மாதிரி தான் பண்ணுறாங்களே வழியே ஆனால் எனக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் அவங்க எடுக்கலை இது வந்து முழுக்க முழுக்க பிளான் பண்ணி அவங்க அவங்க காஸ்ட் வாய்ஸாக பிளான் பண்ணி தான் பண்ணிட்டாங்க அதனால எனக்கு இது உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுத்துடணும் முதலமைச்சர்கிட்ட இந்த கோரிக்கையை கொண்டு போங்க நான் ஆல்ரெடி ரெண்டு மூணு திருப்பு கொடுத்துருக்கேன் வெளியிலேருந்து வர்றவங்கள வந்து உள்ளே விட மாட்டேங்கிறாங்க எங்களையும் வெளியில் பெருசுப்படுத்துறதுக்கும் விட மாட்டேங்கிறாங்க இது கண்டிப்பாக முதலமைச்சரோட பார்வைக்கு போனோம் ரெண்டும் சின்ன பிள்ளைங்க மாமா மாமியாரால் இந்த எதுவுமே பண்ண முடியாது இனிமேல் நான் என்னோட வீட்டுக்காரர் தான் இந்த ஃபேமிலி ரன் பண்ணிட்டு போய்கிட்டு இருந்தார் இனிமேல் நான் தான் அதை ஃபாலோ பண்ணி ரன் பண்ணிட்டு போனோம் எதுவுமே பண்ண முடியாத நிலமையில இந்த மாதிரி நிற்கிறேன் இதே மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு நிலைமை எந்த ஒரு பொண்ணுக்கும் வரக்கூடாது நான் அன்னைக்கு போல்டா இருக்கிறதுனால நான் இவ்வளவு கூட நின்று நான் பேசுகிறேன் என்ன எனக்கு கீழே உள்ளவங்க எனக்கு அவங்க இது கூட பண்ண முடியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கும் நியாயம் எனக்கு கிடைச்சதான் அவங்களுக்கு மாதிரி ஆட்களுக்கும் நியாயம் நியாயம் கிடைக்கும் அதனால இது கண்டிப்பாக முதலமைச்சர் பார்வைக்கு போகணும் எனக்கு ஒரு தக்க நியாயம் கிடைக்கணும் நான் கேட்குற கோரிக்கை எனக்கு நிறைவேற்றி தரணும் எனக்கு தக்க நடவடிக்கை எடுத்து எனக்கு ப்ராசஸை முடிச்சு தரணும் அதுக்கு மெயினாக நான் ஒரு மென்ஷன் பண்ணி அக்யூஸ்ட் இத்தனை பேர் இருக்காங்க இவங்க தூண்டுதலால் தான் நடந்தது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியும் இவங்க எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல நாங்கள் இந்த பண்ணிகிட்டு இருக்கோம் பண்ணிகிட்டு இருக்கோம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இது மட்டும் தான் சொல்லிக்கிறாங்க வழியே இது வரைக்கும் எந்த ப்ரூஃபும் காட்டலை எதுவுமே எங்ககிட்ட காட்டலை எந்த ஒரு ஃபோட்டேஜும் காட்டலை எதுவுமே காட்டலை இப்படி போயிட்டு இருக்கு கண்டிப்பா அந்த நான் நான் மென்ஷன் பண்ண அந்த அக்யூஸ்ட கண்டிப்பா அவங்க அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் இது மாதிரி நான் அவங்க கிட்ட ஒரு சில கோரிக்கைகள் வச்சேன் நான் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்தா மட்டும்தான் என்னோட ஃபேமிலியை ரன் பண்ண முடியும் கண்டிப்பா எனக்கு பண்ணி தரணும் இது கண்டிப்பா முதலமைச்சர் பார்வைக்கு பொய்யே ஆகணும் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சிந்திக்க வேண்டும் கொலைக்கு பழிக்கு பழி வாங்குவது நியமாகாது இதனை அந்தந்த சமூகத்தினர் ஊக்குவிக்கவும் கூடாது அதிகாரிகளும் சாதி அமைப்புகளும் கலந்து பேசி அமைதியை நாட்ட முன் வரவேண்டும் என்பதே அனைவரின் வேண்டுதலாகும்